അയ്യോ chàng chàng chàng chàng chàng chắp chắp bình bình cô chàng chàng chàng chàng chàng chăm chăm chàng chàng chàng chàng chàng chàng chàng chàng chăm chăm Lady Gaga. My only best friend, you make me happy, best உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது前方，赶紧进吧，在这儿。 என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் சின்ன பிரச்சனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கு தெரிஞ்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு பத்து பைசா போட ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணும் கெட்ல விழுந்துருவான் பார்த்தா மோஸ்கெட் பண்றான் செத்த பருலாம் மூஞ்சி மோரையும் பரு மூஞ்சி மோரையும் பண்ணி பருலாம் I am speaking, not grass speaking. Sit down. You are my best friend, my only best friend. என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில give you respect, take respect, okay? Ding ding ding ding ding, chop chop, ding ding go, ding ding ding ding ding ding. தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ என்ன என்ன ஃபீலிங் கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் விடல ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் நாக்குல பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா டார்ச்சர் பண்ற ராஸ்கல் அப்ப நாங்க என்ன யாரு You, you, you! I fool after idiot after fool after ass! ஐயோ கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கன்னா ஐயோ ராஸ்கல்களா